இது வண்டி சிட்டு வண்டி அது லாக் இல்லைங்களா அந்த வண்டி இல்லைங்களா அவர் வந்து ஒரு தடவை வந்து உடஞ்சிருக்கா இது வண்டி எப்படி இன்னொரு ஆள் கூட கூட இன்னொரு ஆள் சொல்லு சொல்லு அப்படியே எடுப்பா அதை கால் எடுப்பா பெரிய வண்டி கேடிஎம் ஏதோ ஒரு வண்டி ஆர் ஒன் போட்டு பாட்டு ராஜேஷ் நீ கூட நீ தொலை பாப்பா சார் கொஞ்சம் இருங்க சார் இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது இந்த இடத்துல வந்து போய் இந்த இடத்துல வந்து செய்ய இந்த இடத்துல பெண்டு வந்து மேலே வந்துடும் சார் இது ஆயிடுச்சு இப்போ பெண்ட் ஆயிடுச்சு சார் இது அவன் ஹேண்ட்லாக் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு ரிலீஸ் ஆகி ஃப்ரீ ஆகும் சார் அப்புறம் சரி அப்புறம் எடு கழு எடு எடுங்க சார் விட்டு போகிறீங்க சார் இது பிடிங்க சார் இல்லை இல்லை அங்கே கட்டிங் இது திருப்புளி இந்த கீக்கு நேராக வர இந்த இதை கட் பண்ணிவிட்டு சார் இதை முறுக்கிட்டா ஸ்டார்ட் ஆகுது எதை கட் பண்ணணும் ஒன்றரை லட்ச ரூபா சொத்து ஒரு உதையில் வீணாக போகுதுடா ஆ கட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுப்பா எங்கே ஸ்டார்ட் ஆகுது வெரி குட்ரா ரைட் ஓகே வச்சுக்கப்பா